ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய காட்டன் சாரீஸுங்க இது எல்லாமே பியூர் காட்டன் சாரீஸ் மிஷின் மேடுங்க ஃபஸ்ட்டு சாரீ நம்ம பார்க்குறோம் sari number seven five nine சாரியுடைய நம்பர் செவன் ஃபைவ் நைனுங்க பாடி ஆஃப் சாரீ கிரே கலர்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸில் வருதுங்க லைட் பிங்க் கலர்லேயும் வருதுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு தாங்க டாப் அண்ட் பாட்டம் வரக்கூடிய பார்டருமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு தான் அண்ட் இந்த சாரீஸ் இதெல்லாம் வந்து நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடியது தாங்க ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணும்போது sari number seven six zero இது வந்து மேங்கோ எல்லோ கலர் லைட்டாக ஆரஞ்சு ஷேட்லேயே வருங்க இதோடைய blouse running blouse sari number seven six zero சாரியுடைய ப்ரைஸ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லிங்க ஒரு சாரியுடைய price thousand rupees prepayment option மூலமாக மட்டும்தான் இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ண முடியுங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் seven six one sari number seven six one body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஷேடில் வருது ரெட் அண்ட் பிங்க்கு மிக்ஸ் ஆகிருக்குங்க இதோடைய கான்ட்ராஸ்ட்டு பல்லு அண்ட் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா purple colour with black combine ஆகிருக்குங்க ஸோ அதனால் டார்க்காக தெரியும் இந்த சாரியில் உங்களுக்கு டாப்பை விட பாட்டமில் இருக்கக்கூடிய பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் டாப்பில் சின்னதாக இருக்கும் எல்லாமே எம்போஸ் டைப்பில் இருக்கக்கூடிய சாரீங்க சாரியில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த எம்போஸ் டைப் வந்துடும் sari number seven six two colour parrot green colour இதில் ரன்னிங் ப்ளவுஸுங்க சில சாரீஸில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு ப்ளவுஸ் வரும் அண்ட் மேக்ஸிமம் சாரீஸில் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அது மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வர்ணாவுடைய வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் ஆன்லைனில் நம்ம ஷோ பண்ணக்கூடிய சாரீஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் வரக்கூடிய சாரீஸ் எல்லாம் நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு மட்டுமே தாங்க நீங்கள் மெசேஜ் பண்ணணும் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணணுங்க வாய்ஸ் மெசேஜோ அல்லது வாட்ஸ்அப் காலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண முடியாதுங்க சம்டைம்ஸ் வந்து வாய்ஸ் மெசேஜஸ் வந்து பஃபர் ஆகிட்டே இருக்கிறதுனால எங்களால் கேட்கவும் முடியறது இல்லைங்க அண்ட் வாய்ஸும் சம்டைம்ஸ் ரொம்ப லோவாக இருக்குங்க அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால எங்களால் கேட்க முடியல ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சாண்டில் கலர் சாரியுடைய கலர் சாண்டில் கலர் லைட்டாக இருக்கும் ரன்னிங் ப்ளவுஸ் வரக்கூடியது செவன் சிக்ஸ் த்ரீ அடுத்து செவன் சிக்ஸ் ஃபோர் இதுமே ரன்னிங் ப்ளவுஸ் வரக்கூடியது தாங்க கலர் லைட் க்ரீன் கலரில் வரும் இதெல்லாமே பியூர் காட்டன் சாரீஸுங்க அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸு வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் வந்து இந்த சாரீஸ் கேட்டிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சாரீஸ் இருக்காதுங்க கிடைக்காதுங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாம் நேரில் ஷாப்பில் பியூர் சில்க் வேணும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமான ரேஞ்சஸில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ பியூர் சில்க் தான் வேணும் கைத்தறியிலேருந்து தான் நெசவு பண்ணது தான் வேணும்னா நீங்கள் தாராளமாக நேரில் வந்து பார்த்து கூட செலக்ட் பண்ணிக்கலாங்க ஆனால் லோ பட்ஜெட் சாரீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்களோ அல்லது மிக்சடு ப்ராடக்ட்டுன்னு கேட்டிங்கனாவோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் ஷேடில் வருதுங்க அதாவது பிங்க்கோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த லெமன் எல்லோ மிக்ஸ் ஆகுது ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடில் வரும் sari number seven double six சாரியுடைய நம்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் கண்டினியூஸ் நம்பரில் தாங்க வருது ஸோ அசம்பிங் ஆர்டரில் தான் வரும் சப்போஸ் ஏதாவது ஒன் ஆர் டூ சாரீஸ்க்கு நம்ம சொல்லலைன்னா அதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் சாரியுடைய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா அப்போ இன்பிட்வீனில் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது sari number seven double six colour green இதுமே டபுள் ஷேடில் வருதுங்க ஏன்னா இது கூடயும் எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கு க்ரீனோட எல்லோ மிக்ஸ் ஆகிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டபுள் ஷேடில் வரும் sari number seven six seven இதுவுமே அப்படி தாங்க டபுள் ஷேடு வர மாதிரி இருக்கும் இதில் என்னென்னா நல்லா டார்க் வைலட் வந்து எல்லோவோட மிக்ஸ் ஆகிருக்குங்க ஸோ அது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா மஸ்டர்டு எல்லோவே கொஞ்சம் டார்க்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் கலரை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஃபோட்டோ வீடியோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய டபுள் ஷேட் கலர்ஸ் வர்றது வந்து ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியலைங்க லிட்டில் டிஃப்ரென்சஸ் கலரில் வரதாங்க செய்யுது ஸோ அதனால தான் ஃபோட்டோ வீடியோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கலர் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிக்க முடியும் sari number seven six eight இதுவுமே டபுள் ஷேடு தாங்க இது வந்து பர்பிள் கூட என்ன இருக்குது அப்படின்னா லெமன் எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அது பார்க்குறக்கு வயலட் அண்டு எல்லோ அந்த ரெண்டு டோன்லேயுமே தெரியும் கலருக்கோ குவாலிட்டிக்கோ வந்து ரிட்டன் வந்து பாசிபிள் கிடையாதுங்க ஒன்லி ஃபார் டேமேஜஸ்க்கு மட்டும்தான் சாரீ வந்து ரிட்டன் பாசிபிள் எடுத்துக்குவோம் அதுக்குமே கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க அதாவது பார்சல் ஓப்பன் பண்ணுறதுல இருந்து அந்த சாரீவே பிரித்து பார்த்து அந்த சாரியில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு அதே வீடியோலே பாருங்கள் அண்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதே வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கள் கட் வீடியோவாவோ அல்லது செப்பரேட் வீடியோவோ எடுக்க வேண்டாங்க கொடுக்கவும் வேண்டாம் கம்பல்சரி அப்படி செப்பரேட் வீடியோ அனுப்புனீங்கன்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பீகாக் ப்ளூ கலர் இதுவுமே ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கக்கூடியது தான் sari number seven seven zero so இந்த வீடியோலையும் நீங்கள் டார்க் கலர் சாரீஸும் பார்ப்பீங்க லைட் கலர் சாரீஸும் பார்ப்பீங்க அண்ட் டபுள் ஷேட் வர்றதுமே பார்ப்பீங்க sari number seven seven zero இதில் என்ன அப்படின்னா ப்ளூவோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க sari number double seven one so இது வந்து மெரூனோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க நான் அது ஏன் மிக்சிங் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பிளாக் மிக்ஸ் ஆகும்போது நார்மல் கலர் வந்து டார்க் ஆகவும் இதே ஒயிட்டோ க்ரீம் கலர் மிக்ஸ் ஆகும்போது அந்த நார்மல் கலர் இன்னும் கொஞ்சம் லைட்டாகவோ தெரியுங்க ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் எந்த கலரோட மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் sari number double seven two இது வந்து மஸ்டர்டு எல்லோ கூட ராணி பிங்க் மிக்ஸ் ஆகிருக்குங்க mustard yellow and rani pink மிக்சிங்கில் இருக்கக்கூடியது நியர்லி டுவெண்ட்டி சாரீஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஷோ பண்ண போகிறோங்க அண்ட் எல்லாமே எம்போஸ் டைப்பில் இருக்கக்கூடிய pure cotton saris thousand rupees வரக்கூடிய இந்த சாரீஸை நீங்கள் ஆன்லைனில் அதாவது வாட்ஸ்அப் மூலமாக தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சேஃபாக நம்ம வந்து லோ பட்ஜெட் சாரீ வாங்கினீங்கனாலும் சரிங்க நம்ம அனுப்புகிறது எப்படி இருக்குன்னா பாக்ஸில் போட்டு தான் சேஃபாக உங்களுக்கு வந்து அனுப்புவோம் sari number double seven three இதுமே டபுள் ஷேடு தாங்க என்ன அப்படின்னா வயலட் கூட உங்களுக்கு எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கும் next சாரீ சரி நம்பர் டபுள் செவன் ஃபோர் இது வந்து orange கலர் ஸோ இது கூட எல்லோவும் மிக்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த எம்போஸ் டிசைன் இருக்குங்க ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸாக இருந்தாலுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த எம்போஸ் டிசைன் வர்றதுனால நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு மேட்சிங்கை நீங்கள் வந்து எந்த ப்ளவுஸ் வேணாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் sari number double seven five இது பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ கூட ப்ளூ கூட எல்லோ மிக்ஸ் ஆகிருக்குங்க ஸோ டபுள் ஷேடு தாங்க அண்ட் ஒவ்வொரு சாரியுமே நம்ம செக் பண்ணி தான் சென்ட் பண்ணுறோம் ஸோ செக் பண்ணி சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது டா டேமேஜாக வருமா அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம் நம்ம செக் பண்ணிடுறோம் அதில் ஏதாவது டேமேஜ் இருக்குது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாரீ உங்களுக்கு சென்ட் பண்ண மாட்டோம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணோம் சாரியில் சில டேமேஜ் இருக்குது ஸோ அதனால் சென்ட் பண்ண முடியாதுங்க ஸோ அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது சாரி எடுக்கிறதுனா கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் சொல்லுவோமே தவிர பேமெண்ட் வந்துருச்சு சென்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளூ அண்டு எல்லோ மிக்சிங்கில் இருக்கக்கூடிய sari sari number double seven six இப்போ நீங்கள் பார்க்குறது triple seven colour red colour body of sari and blouse design எல்லாமே உங்களுக்கு ரெட் கலரில் தான் வரும் next sari sari number double seven eight இது வந்து எல்லோ கலர் மேங்கோ எல்லோவில் இருக்குங்க பல்லுவன் and blouse contrast green colour light க்ரீனில் இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே pure cotton saris thousand rupees வரக்கூடிய இந்த சாரீஸை நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் இந்த சாரீஸை புக் பண்ணிக்கலாங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக சாரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்